அனைவருக்கும் வணக்கம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் டெய்லி பேசிஸில் நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நவம்பர் டூவில் நமக்கு இப்போ ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுது அதனால் செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால்ன்றனால இமீடியட்டாக ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நமக்கு சிக்னல் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது கேண்டில் கலரும் சேஞ்ச் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் யார் வேணாலும் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சும்மா சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி வாட்ச் மட்டும் பண்ண போகிறீங்க சார்ட் வாட்ச் பண்ணிங்கனாலே போதும் அதில் உங்களுக்கு என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் அப்புறம் லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும் நீங்கள் ஜஸ்ட் இதில் வர ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக கேண்டில் பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேடிங் பண்ணுற மாதிரி நாங்கள் ஈஸியாக வந்து செட்டப் பண்ணியிருக்கோம் உங்களுடைய வேலை ஆர்டர் போடுறது மட்டும்தான் இப்போதைக்கு sell call seven three ninety seven almost ஒரு seven thousand four hundred range கிட்டக்க நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு கீழே இருக்கிற red colour lines target line ஏன்னா இது செல் கால்ன்றனால டார்கெட் லைன் கீழே வந்திருக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ செவன்ட்டி எயிட் ஒரு நைன்டீன் பாயிண்ட் கிட்டக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்னு கூட சொல்லலாம் ஸோ இது எப்படி மூவ் பண்ணுது எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆன ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்கன்னா first R range break out பண்ணி டுவெண்ட்டி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் மொமெண்டம் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ten to fifteen minutes entry point அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் போச்சு ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் டவுனில் இறங்க ஆரம்பிச்சதெல்லாம் first R range break out ஆயிருக்கு இந்த மாதிரி டெய்லி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் என்ன என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து நமக்கு இப்போ எப்படி ட்ரேட் பண்ணலாம் இன்ட்ராடே ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த டூல் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றின டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ